college welcome back to Vishnujothi gas நீங்கள் வந்து ஒரு அன்பிளான் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்குள்ளேயே வந்து வெஹிக்கிள் கிடச்சிருக்கு என்ன வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் இது வந்து லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா மே ஜூன் இந்த மந்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் லான்ச் ஆகிருக்கு இன்னைக்கு நமக்கு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா கமலம் ஹோண்டாஸ் இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து கோயம்புத்தூர் இன்னும் அரௌண்ட் பழுஞ்சம்பட்டி சுந்தராபுரம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிளேசஸ் இருக்குது லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா நிறைய டீடைல்ஸ் இருக்குது நம்ம first heart of the vehicle engine sections பற்றி பார்க்கலாம் வெஹிக்கிளோட இன்ஜின் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு overall one eighty five CC engine கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் வெஹிக்கிளோட ஹேண்ட்பேர் செக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா பேர் வந்து மற்ற வெஹிக்கிள்ஸோட இது வந்து கொஞ்சம் ரைஸ் அண்ட் வைடரான பேர்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட எலக்ட்ரிக்கல் பட்டன்ஸ் இது எல்லாமே வந்து light high beam and low beam options indicators and horn options இருக்குது இந்த சைடு வந்து பாசிங் லைட் ஆப்ஷன் இருக்குது வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் அதுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஹசார்ட் லேம்ப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹசார்டு வந்து இந்த வெஹிக்கிளில் இன்பில்ட்டாகவே வருது டேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி கீஸ் பற்றி சொல்லிடுறேன் இக்னேஷன் கீஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்காம டேங்க் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் முன்னாடி கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப சுப்பீரியராக இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஐபிஎம் ஆப்ஷன் ஏபிஎஸோட இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க neutral light indication and air filter indications இருக்குது ரெண்டு இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து ஆரோ டிசைனில் சைட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்டேஜ் கூட காமிக்குது அப்புறம் timing option and RPM meters gear ஷிஃப்டிங்கோட இண்டிகேட்டரும் இதில் இருக்குது இந்த ரெண்டு பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெட் பட்டன் இந்த சைட் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வெஹிக்கிளோட trip A trip B and வந்து பேட்டரியோட வோல்டேஜ் அந்த இண்டிகேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குற பட்டன் வந்து நடுவில் இன்பில்ட்டாக கொடுத்துறாங்க நம்ம வெஹிக்கிள் வாங்கிட்டு மாடிஃபை பண்ணுன்ற எந்த ஒரு இதுவும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நக்கு கார்டில் இன்டிகிரேட் பண்ண மாதிரி இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா same indicators single LED unit தான் கொடுத்துருக்காங்க அந்த பீம் ஃபுல்லாகவே இது நான் அந்த ரேஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ன்ற இதை டிசைன் பண்ணுற மாதிரி ஹெட்லாம்ஸும் அந்த எக்ஸ் இந்த டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க டெய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே லோயர் போர்ஷன்லேயும் நார்மல் ஹெட்லாம்ஸ் வந்து அப்பர் போர்ஷன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட எல்லா லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் இருக்குது இந்த சிபி டூ ஹண்ட்ரட் எக்ஸில் ஒரு ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூனிக்காக தெரியுது பின்னாடி பிரேக் கேலிபர்ஸ் ஏபிஎஸ் யூனிட் ஏபிஎஸோட கிளச் ஒயர் அப்புறம் வந்து ஸ்பார்க் கேபிள் ஒயர் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கலர் டிசைன்ஸ் நமக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இண்டிகேட் பண்ணுது வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வீல் செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் வீல் செக்ஷன்ஸ் முன்னாடி ஃபோர்க்கை பற்றி பார்க்கலாம் ஃபோர்க்கு வந்து ஹோண்டாவில் மென்ஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்க்குன்னு சொல்கிறாங்க யூஎஸ்டி மீனிங் என்னென்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் இந்த கோல்ட் கலர் வந்து சில வெஹிக்கல்ஸில் மட்டும்தான் வருமா லிமிடெட் எடிஷன் சொன்னாங்க வெஹிக்கிளோட டிஸ்க் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஒய்டாக ரொம்ப பெருசாக தான் இருக்குது பிரேக் கேலிஃபர்ஸ் அந்த சைடு லுக் எல்லாமே வெஹிக்கிள் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருந்துச்சு ஒருத்தங்க டிஸ்டே ஓட்டமும் பார்த்தேன் ஃப்ரண்ட் ஃபோர்க்கும் வந்து ட்ரை uh, ரைடருக்கு ஏற்ற மாதிரி வந்து வெஹிக்கிள் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்டோட வந்து என்ன ஸ்டூடெண்ட் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து கார்னரிங்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வெஹிக்கிளில் அதை விட இதில் வந்து டயர் வந்து ஒய்டர் சைஸில் கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா seventy one forty segment seventy ப்ரொஃபைல்ஸில் வீல் கொடுத்துருக்காங்க சைடில் இந்த பேட்டரி யூனிட்டையும் சிபிஎஸ் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்னு ஒரு ஸ்டைலிஷான ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க டியூவல் கலர்ஸ் வருது கிரே அண்ட் பிளாக் கீழே வெஹிக்கிள் கலர்ஸ் என்னதான் மாறினாலும் காமனாக இந்த grey and black matte finish எல்லாமே காமனாக இருக்கும் வெஹிக்கிளோட ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா டெயில் கிராப்ஸ் எல்லாமே இது வந்து ஹார்ன் ஒரு மா கொம்பு மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து டெய்ல் லேம்ப் பார்த்தீங்கன்னா சிபி எக்ஸ்ன்ற அந்த எக்ஸ் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹார்னெட்டோட டிசைனில் இருக்குது இன் வெஹிக்கிளோட இண்டிகேட்டர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு சிங் எல்இடி சிங்கிள் எல்இடி தான் ஆனால் வந்து அந்த யூனிட் ஃபுல்லாகவே வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கலர் இருக்குது